வெல்கம் டு மை செல்ஃப் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் வந்து இந்த வெயில் நேரத்துக்கு நமக்கு கெட்டு போயிடும் அதிலேருந்து ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத விருப்பம் இருக்கிறவங்க தொடர்ந்து பாருங்கள் இங்கே பாருங்கள் நான் பால் அடுப்பில் வச்சுருக்கேன் பால் வந்து அப்படியே திரிஞ்சிருச்சு பாருங்கள் நல்லா கெட்டு போயிட்டு பால் கெட்டு போயிடுச்சு அப்படி இந்த வெயில் நேரத்துக்கு எல்லாமே கெட்டு போயிடும் இப்போ நான் ஒரு அரை லெமனை வந்து பிழிஞ்சு அதோட சாறு எடுத்து இப்போது அந்த கெட்டு போன பால் உள்ள ஆட் பண்ணுறேன் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக கிளறி விடுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக எல்லா பாலும் நல்லாவே திரிஞ்சிடும் இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் வெயில் நேரம் வந்துடுச்சுன்னா எப்போவுமே பால் வந்து அடிக்கடி கெட்டு போயிடும் அதுக்காக இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஸ்வீட் வந்து இப்போது இதில் வந்து ஒரு லெமன் ஃப்ளேவர் இருக்கும் அந்த லெமன் ஃப்ளேவர் போடுறதுக்காக அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை வந்து இப்படி சுத்தம் பண்ணி நீங்கள் மறுபடியும் ஃபில்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா அதில் உள்ள லெமனோட ஃப்ளேவர் போயிடும் இப்போ வந்து ஒரு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு நம்ம வந்து அதை நல்லா அடுப்பில் இப்படி நல்லா கிளறி விட போகிறோம் அதை நல்லா உடச்சி உடச்சி விட்டு கிளறி விடுங்க அதில் இருக்கிற தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம நல்லா கிளறணும் இப்போ வந்து நான் நாட்டு சக்கரை அது கூட ஆட் பண்ணுறேன் நீங்கள் வேணால் சுகர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் சுகர் ஆட் பண்ணிங்கன்னா பியூர் ஒயிட்டாக பார்க்குறதுக்கு தெரியும் நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் ப்ரௌன் கலரில் தெரியும் அவ்வளோதான் வித்தியாசம் மற்றபடி அதோடய டேஸ்ட்டில் எந்த ஒரு வித்தியாசமுமே இருக்காது இப்போ பாருங்கள் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க பாருங்கள் தண்ணி நல்லா இப்போ தான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு அது உள்ளே இருக்கிறது அதில் இருக்கிற எல்லா தண்ணியும் நல்லா வற்றி நல்லா ட்ரை ஆன பிறகு அந்த அடுப்பிலேருந்து நம்ம தூரம் எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இப்போது நான் ஒரு பவுலில் இதை சர்வ் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிறேன் நான் வந்து ஐநூறு பால் தான் எனக்கு தெரிஞ்சுது அதனால் ஒரு ப சின்ன பவுலுக்கு தான் வந்து சேர்ந்தது பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு சின்ன பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்